கவி நான் சேட்டை பண்ணிட்டேன் என்ன இங்க ஒரு இடத்துல எகிரி குதிச்சிட்டேன் லீடிங்ல சாவு வரும் ஏ நூறு ஸ்கிராப் போச்சு ஊம்பி நூறு ஸ்கிராப் தான்டா நூறு ஸ்கிராப் தான் இசைக்கப்புறம் கிடைச்சிடும் கிட்டு எக்ஸ்போ எல்லாத்தையும் சுத்திட்டு இருந்தலாம் நான் விளாண்டு வேற ரொம்ப நாள் ஆகுது எப்படி போக போகுதுன்னு தெரில அவ்வளோ வித்தியாசம் இல்லைடா வேறு சேகடா தெரியல போகும் வந்து இடத்துக்கு எடுக்க முடியுதான்னு எங்கே சொல்லி நீ கட்டலாம் நான் கட்டணும் இருக்கேன் சரி நீ ஒரு இடம் சொல்லு நான் பாக்கலாம் கட்டலாம் C twenty C light house இருக்குது ஹார்பர் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது சூப்பர் பிரான்ச் இருக்குது பெட்டி கிட்ட தான் இருக்குது எக்ஸ் எக்ஸ்கவேட் பண்டிகை பண்டிகை சண்டை போடுதா இல்ல பண்டிய பண்டிகை மானம் பண்டிய பண்டிகை பண்டிகை சண்டை போடுது நார்மலி த்ரீ பை த்ரீ கட்டுவாங்களா டே த்ரீ பை த்ரீ இல்ல லைக் டூ பை டூ முன்னுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் முன்னாடி கட்டிடுவாங்க தானே இல்ல நான் அப்படி கேக்கல லைக் உள்ள இருக்கிற இன்னும் ஏரியா ஸ்பேஸ் இன்னும் நிறைய வேணும்னா த்ரீ பை த்ரீயா கட்டுவாங்களா ஓகே ஓகே கொஞ்சம் ரணகலமா இருக்கு இடம் அது இடம் சுத்தி ஜாமா நிறைய ஜாமா இருக்குடா இல்ல நான் ஏன் சொல்றேன்னா பக்கத்துல ஹார்பர் இருக்கு ரீஸ் ரீஸ் இருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட தேவையில்ல அதுக்கு இல்ல இது அவ்வளவு தூரம் இல்ல நடந்து போறதுக்கு அதே இப்போ எனக்கு கதை என்னன்னா எனக்கு போ கல் வேணும்டா அதனால போஸ் செய்ய முடியும் ஏன்னா வேறோ இல்லை வாங்க போறேன்டா என்னடா ஏதோ ஒரு இருக்கேன் ஐயோ போட்ல இப்பதான்டா நான் வேற நேக்கட்டா இருக்கேன் ஏய் நான் இருக்கேன் சி சி சி சி இப்படி எங் சரி எங்க கட்ட போகிற நீங்கள் கோர்த்தராட்ட வீருக்கு வருவாரு என்ன போட்டிருக்க என்ன சட்டை போட்டிருக்கேன் கேட்டா ஸ்மால் ஆயில் லீக் இஸ் நான் ஆன்லைனா அந்த மாதிரி காட்டுமோ அது வந்துருச்சா முன்ன காட்டாத ரொம்ப நாள் ஆகல சி சி டுவெண்ட்டி இப்போ நான் சி டுவெண்ட்டியில் காட்ட போறீங்க சரி சரி சரி இல்ல இல்ல இல்ல இப்ப எங்க மீட் பண்ணலாம் ஏதாவது சொல்லுங்க ஏன்னா உண்மையா பொண்ண தூரத்துல இருக்கேன் தனிஷ் எங்க இருக்க கரெக்டா சொல்லுங்க போர்டா 11ல எங்க போனான்னு தெரியல சி ஆ கீழ இருக்கே பீச்ல இருக்கே என்ன கீழ கீழ பீச்ல இருக்கேன் நான் மேல தான் இருக்கேன் சி 10 மேல இருக்கேன் இவன் எங்கன்னு தெரியல வரக்கலாம் என்னால வர முடியுமான்னு ஷோரா தெரில நான் பாக்குறேன் பாருல இந்த நேரத்துல முன்னுக்கு கரடி வேற அவன் அவ்வளவு தூரத்துல இருந்தாட்டா எப்படி என் மேல கல்லு பட்டுச்சு எனக்கு கடிக்க வேண்டியதாண்டா கடிக்க வேண்டியதான் இல்ல அவன் ஒட்டடிக்கல கல்லு அவங்க கையில தான் வச்சிருந்தான் மேல யாரு கல் அடிக்கிறது நீதான் எங்க எவனுமே இல்ல அவன் எங்கடா போனான் சரி விடு லைனா போட்டு எங்க இருக்க மேல ஏறி இந்த கருப்பா இருக்கான் ஏ ஆமா அந்த கருப்பனை தான் போடு கருப்பா படுத்திருக்கான் பேர் என்ன பாத்தியா அடிச்சவன் அடிச்சப்ப ஏயில தான் நிச்சச்சா எங்க எங்க நான் மேல அந்த பாரு கல் அடிக்கிற சத்தம் வந்தோம் நீ வந்தனா ஒரு பிக்காக்ஸும் எனக்கு ஒரு ஹேச்சர் செஞ்சு கொடுத்துறேன் நீ அது மேல விடுது கேஃப்குள்ள லேடர் இப்போ என்ன வைக்க நெட்டு கிட்டு வைக்கலாம்டா டிசி இல்லாத வரைக்கும் அங்கே உள்ள டிசி கூட கேஃப் உள்ள கூட பேஸ் தெரியும் நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் பேஸ் இல்லை என்னன்னா கஷ்டமா இருக்கும் அவ்வளோதான் ரெய்டு பண்ணாலும் கவுண்டர் எப்படி பண்ணுவேன் சுத்தி நம்ப முடியாது உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் தான் ஒரே என்ட்ரன்ஸ் தான் என்ன வெளியே ஸ்டாஷ் வச்சுட்டு வந்துடா வெளியே ஸ்டாஷ் வச்சுட்டு கன்லாம் வைக்கிறோம் கன்லாம் வச்சுட்டு உள்ளுக்கு வந்துட்ட பிறகு ஒரு கதவு மட்டும் திறந்து விட்டு இது லெட்டரி வச்சிருவான் ட்ராப் மாதிரி அவன் உள்ளே போனான்னா கதவு சாத்திரும் அப்புறம் சுத்தி சுட வேண்டியதான்லாம் சீட்டா எனக்கு வந்துட்டு இருக்கேன்டா மரம் அடிக்கிற சத்தம்லாம் கேட்டுச்சு அது சீட்டா இல்லைனா பேஸ் கட்டுறீங்களா கட்டலாம் நீ இல்லை இல்ல இல்ல அதான் அங்க கட்டுறீங்களா வேற இடத்துல கட்டுறீங்களா இல்லடா முடிவுடா ஓகே தான் கல்லு அடிச்சு வச்சிருக்காங்க பார்த்த வரைக்கும் இங்க எங்க பேஸ் இல்ல ஏன்னா நடுவில் எங்கேயும் இல்லடா கிட்டது எதுவும் இல்லை கிட்டது என்ன இருக்கு சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் போய் ஈஸியாக பண்ணலாம் ஏன் நான் வந்து மானிமெண்ட் மானிமெண்ட் கிட்டலாம் வேணாம் உனக்கே தெரியும் வரம் போறோம் வேணா சும்மா இருக்க மாட்டாது எழுபத்தொன்பது பேர் இருக்கானு ஊம்பி எடுத்துருவான் ஞாபகம் இருக்கா அந்த ஒரு இது சிங் சாங் வந்து அடிச்சுட்டு இருந்தேன் அது டோக்கன் ஸ்டார்ட் அது சண்டை போட்டுக்காரெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க என்ன கொடுத்துட்டு போனானுங்க ஆனா நிம்மதியா எங்க ஃபார்ம் பண்றோம் ஃபார்ம் பண்ணுவோம் தலையிலே விடுவோம் அது ஹெலிகாப்டர் இன்னொரு இன்னொரு அந்த ஹெலிகாப்டர் சண்டை போட்டாதான் இன்னொரு டீம் இருந்துச்சு ஞாபகம் தானே ஒரு ஸ்கிராப்பியோட வந்து ஒரு பேஸை கட்டி தலையில போட்டாங்க எல்லாத்தையும் அந்த ஹெலிகாப்டர் அது அது எங்க மானுமெண்ட் கீழ இல்ல மானுமெண்ட் கீழ அப்புறம் சிங்சோங்கோட வீடு கீழே இருந்துச்சு அங்க ஓடிட்டான்டா அது வேற ஆள் வந்து போட்டுது அந்த ஹெலிகாப்டர் இல்ல இல்ல சிங்சோங் எப்ப திரும்ப ஓடுனா நம்ம ரெய்டு பண்ணோம் என்ன பத்தியா அப்பதான் அப்போ ஓடின ஜின்சோங் ஏன்னா கண்ட தினமும் எல்லா ஜாமும் விட்டுட்டேன் நம்ம கிட்ட அதுக்கப்புறம் ஜின்சோங் இல்லை அதுக்கப்புறம் வேற என்ன குரூப் வந்துச்சு குரூப் வேற குரூப் என்னது கதைனா பேர் நம்ம ஹெலிகாப்டர் எடுத்து தெரியுமா அந்த பேசி வச்சுக்கிட்டு ஆமாம் அந்த ஹெலிகாப்டர் எடுத்து தான் அந்த பெரிய பிரச்சனை ஆமா நான் சொன்னேன் வேணான்னு ஹரிசோ சொன்னா வேணான்னு இவன் தான் ரேதா டேய் அஃபேட் கிட்ட ஒரு பேஸ் இருக்குது தெரியும் பார்த்தேன் அந்த குட்டியை என்னமோ மேல போறதுல தண்ணி எல்லாம் ஷவர் கிட்ட டேய் நீ டிசி மட்டும் டிசி செஞ்சு சிட்டி வச்சு நான் கது லாக்லாம் நான் செய்கிறேன் டிசிக்கு எவ்வளோ வேணும் ஒன் கே நினைக்கிறேன் கல் இருக்கு கல் ஓடுறது இங்க எங்கேயோ அதான் நான் கீழே போய் கல் எடுக்க போனேன் மேல நீ மேலே நிறைய கல் இருந்துச்சு எடுத்துட்டா அவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ எடுத்தேன் நாலஞ்சு நாலஞ்சு கல்லுக்கிட்ட பார்த்துட்டேன் நான் சத்தியமா சொல்றேன் சீன சூப்பு வேகம்லாம் பக்குத்தி குடிக்கிறான் நீ நான் வண்டி இப்போ சாப்பிட்டு சிக்குது சிக்குது பக்குது பக்குதுன்னு பண்ணிதான் சிக்குது அது பூ சொல்லல அந்த கடையில முக்காசி ஜாம் நல்லா பண்ணிட்டேன் அந்த பண்டி சாப்பிட விட்டுட்டா ஓடல சரி பாட்டு அழகான இடம் சொல்லி அழகான இடம் சொல்லி கட்டலான்னு நான் ஹேமரும் அந்த தாலை <clears throat> நான் சரி இது மேல நீ ஒரு ஏன் அடி ஏட் கிட்ட வந்துட்டேன் ஏட் கிட்ட என்னவா ஹரிஷ் என்னமோ வீடு கட்டுறது முன்னாடி என்னமோ பாப்பான என்ன பாப்பான் சுத்தி பார்ப்பான்டா பிளாட் சர்வீஸ் கட்டுறப்ப இது மாதிரி இங்கே கட்ட முடியாது கட்ட முடியாதுன்னு இருக்கும் பிளாட் முடிஞ்ச வரைக்கும் ஃபிளாட்டாக கட்டு ஃபிளாட்டான சர்வீஸ் ஓகே ரெடி இங்க ரெடி ஒரு டூ பை டூ பை இப்போதைக்கு ஒரு டூ பை டூ கட்டிட்டு இல்ல இல்ல அதான் அதான் இங்க தான் நான் ஓகே இப்போதைக்கு ஒரு கட் கட் பேஸ் மட்டும் கட்டிட்டு அப்புறம் வெளியே வந்தா வேற ஏதாவது மாத்திக்கலாம் அதெல்லாம் அவசரம் லைட் லைட் இல்லை டூ பை டூன்னு சொன்னேன் ஏன்டா அது தேவை ஒரு ஒரு இதுடா பேக்கப் ஓகே பண்ணா பட்டுன்னு போயிடும் அப்புறம் இது ராக்கெட் ஒரு ராக்கெட் போதுமா ராக்கெட் கூட இந்த பேஸ்லாம் இந்த பேஸ்லாம் பைக்க மாட்டேங்கடா வச்சில இல்ல டேய் சீட்டான் கிட்ட வந்துட்டேன் பட்டுன்னு பட்டுன்னு கொஞ்ச நேரம் மட்டும் படி இரு இரு நான் லைட் திறக்கிறேன் நான் டார்ச்சோட நிக்கிறேன் ஐயோ பண்டி புண்ட மயிறு ஓடு ஓடிதா ஓடு இருட்டுல ஒண்ணுமே அடிக்க முடியாது டிசி ஒரு பண்ணல போடு பட்டு அத ஏய் லைட் ஆடுடா டேய் லைட் லைட் மட்டும் பண்ணிட்டேன் லைட் மட்டும் ஆ கார்னர்ல மறுபடியும் எவ்வளோ நேரம் அப்பா டே டே பக்கத்தில் தான்டா சி நைனில் இருக்கேன் இருந்தால் ரொம்ப பக்கத்தில் கீழே கீழே டேய் இருங்கடா டீம்ல சேர்த்துங்க எனக்கு மறுபடியும் பண்டி போட்டுருமான்னு பயமா இருக்கு டேய் டேய் இன்னொன்னு இந்த கேம்ல புது அப்டேட்டு இது வந்து என்னால தான் கண்டுபிடிச்சது என்ன அஞ்சு வாட்டி மூணு வாட்டி ஸ்ட்ரேட்டா இல்லைன்னா மூணு வாட்டி ஸ்ட்ரேட்டா பண்டி அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க பண்டி எல்லாம் ஏதாவது மிருகத்தால செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த இது பேர்னா சர்வர்ல உனக்கு பொண்டலத்துலாம் புரியல பண்டினால மூணு வாட்டி செத்தான் எனக்கேண்ட அளவுக்கு நான் போன வாட்டி பரட்டினால ஸ்போன் ஆகி ஸ்போன் ஆகி மூணு நாலு வாட்டி செத்தேன் மூணு வாட்டிலாம் சரி அதுவும் எவ்வளவு தூரத்துல இருந்து நடந்து வர்றது கோல்டுல எல்லாத்தையும் சேர்ந்து நடந்து வரல பண்டி இது மறுபடியும் பண்டி பாத்துருச்சுரா சும்மா கூதி ஐயோ விட மாட்டுது ஓகே ஓகே ஓகே வரல வரல மூணாவது வாட்டி செத்துட்டீங்கன்னா நான் மூணாவது வாட்டி செத்துட்டதுக்கு அப்புறம் அரிசிக்கு சி ஃபோர் ராக்கெட் என்னமோ ஒண்ணுமோ கிடைச்சது கண்ட தடவை கடிச்சு லிட்டரலி கடிச்சு டேய் அதே மாதிரி திரும்ப ஒரு மூணு வாட்டி கரட்டிட்டு நான் செத்தேன் வந்து ரைட் பண்ணிட்டானுங்கடா டேய் டேய் நான் டார்ச் வச்சு அடிச்சிட்டு வரேன் யாரு கண்ணுக்காவது தெரியுதா டேய் நாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறோம்டா கவி கதவு திறந்தா தான் தெரியும் டேய் யாராவது கதவு திறங்கடா எனக்கு பண்டியை பார்த்தா பயமா இருக்குடா கரடி வந்துச்சுன்னா அவ்வளவுதான் பட்டியாவது பரவாயில்ல தப்பிச்சிடலாம் கரடி வாய்ப்பு அதான் கரடி வாய்ப்பு இல்ல ஆனா பொதுக்கி பண்டி தான் இருக்கு அதோட கரடியோட கரடி கூட இப்போ தப்பிச்சிரு கரடியோட எது கிடையாது தப்பிக்க அவ்வளவு கஷ்டம் இது சரி ஏ அதுவும் உண்மைதான்டா அது பட்டுன்னு ஆமா டேய் உங்களோட பேஸ் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியலடா நான் முதல்ல இருந்து லைட் குடிச்சிட்டு தான் நின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஓகே எங்க இருக்குன்னு மேப்ல நாங்க நானும் இருக்கேன் ஓகே நாங்க வந்து இப்போ என்ன மேல நானும் மேல கார்னர் கிட்ட தான் இருக்கேன் ரைட் இருக்கேன் left left left left left சரி நான் லெஃப்ட் வந்துகிட்டு இருக்கேன் ஏய் நான் நெருப்பு பாத்துட்டேன் நெருப்பு பாத்துட்டேன் ஆ நெருப்போடயே சுத்திட்டு இருக்கேனோ ஆமா நான் இன்னும் நெருப்போட தான் சுத்திட்டு இருக்கேன் அப்படியே வா அப்படியே ஓடி வா ஆ நெருப்பு தெரிஞ்சுடா நெருப்பு தெரிஞ்சா எங்கடா இருக்கு நெருப்பு தெரிஞ்சு எங்க வேற மினுக்கு வேற ஏய் கவி எங்க இருக்க ஆட் பண்ணுங்க என்ன இதா பேசா ஏன்டா இன்னும் மரம் வேணுமா நாம செத்த இடத்துல போய் நீ ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் இல்ல ஜாமா தேவைப்படும் டூல்ஸ் ஆவரில் செத்துனா செத்துட்டோம்னா பேக்கப் இருக்குனால இருட்டில் கொஞ்சம் மறுபடியும் எனக்கு பண்டி சத்தம் கேக்குது சரி ஏன்னா இப்போ கிளாத் இல்லை பெட்டு கூட இல்லை நம்ம ஃபஸ்ட்டு கிளாத் எடுத்து பெட்டு போடணும் ஐயோ நான் முதல்ல கிளாத் எல்லாத்தையும் இதுக்கு பாய்ச்சிட்டேன் முடிச்சிடும் இப்போ மிருகத்தை போடணும் மிருகத்தை மிருகத்தை போட்டு கிளாத்து இதெல்லாம் எடுத்து பட்டுன்னு ஃபர்னஸ் செய்யணும் இங்கே தான் எங்கேயோ செத்தேன் பேக்கு காணும் ஜாபாய் செட்டியா ரொம்பன்னு இல்லை ஆனால் எவ்வளோ கொஞ்சம் லைட்டாக வச்சுருந்தேன் ஏதோ ஒரு பத்து கிளாத்தோ என்னமோ வச்சுருந்தேன் பெரிய பேருக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு வரோம் இது இதுக்கு போயிட்டு வரோம் சூப்பர் மார்க்கெட்டில் போய் சாப்பாடு இதெல்லாம் எடுத்து சாப்பாடு தண்ணி பக்கத்தில் வண்டி ஓடுற சத்தம் <laughs> அதான் அதான் இருந்துச்சா சொல்கிறா சொல்லிட்டுருக்கான் என்கிட்ட போர் சாப்பாடு பட்டி பட்டி பட்டி பட்டி பேசிட்டு பேசிட்டு ஓடியாரு பட்டி பட்டி பட்டி ஓடிட்டு லைட் தட்டி லைட் தட்டி லைட்டோட தாட்டா ஓடிட்டு இருக்கேன் நான் செத்துட்டேன்டா ஐயோ கரெக்ட்டா பேசிங் மணிக்கு பேசிங் மணிக்கு கரெக்ட்டா இல்ல ஃபுல்லா செத்துட்டியா எனக்கு ஃபுல்லா செத்துட்டேன் ரெண்டு ஷாட்ல ஓகே ஓகே ஓகே இங்க தான் இருக்கேன் இங்க தான் இருக்கேன் இங்க தான் இருக்கேன் ஏய் லைட் லைட் லைட் தட்டுடா இல்லடா நான் மேல ஏறி வரணும்டா நான் லைட் தட்டுடா ஊண்டாயிட்டேன்டா ரீஸ்பான் தயவு செஞ்சு இந்த தூரத்தில் வச்சிடாத வண்டி செத்துருச்சு எங்கடா இருக்கேன் சி ஃபிஃப்டினா இரு இரு மாதிரி சூசைட் பண்ணிட்டு வரேன் ஏய் என்ன என் பாடியும் அடிச்சிரு தாவட்டு ஜாமான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா கல்லு டார்ச் தான் இருக்கு சரி கிட்ட இருக்கேன் வரேன் ஆ கொஞ்சம் ஜாமா இது என்னது சல்ஃபரா சல்ஃபர் இப்போ வேணாம் மெட்டல் வர அடிக்கிறேன் ஆ பத்து பேர் ஃபினிஷ் வேணும்பா அதான் பிரச்சனை இப்போதைக்கு டூ பை டூ கட்டிட்டியா இது டெம்பரரி பேஸ் லாபம் வெளியே இருந்தால் வெளியே வேற பேஸ்க்கு வர போகிறோம் போகிறோம் யாரா அவன் <laughs> ஓடிக்கிட்டே இருந்தேன் நடுவில் ஏதோ ஒரு பாடியை பார்த்தேன் செத்துட்டானா ஆஃப்லைனில் இருக்கானான்னு தெரில இங்கேயும் ஒருத்தன் இருக்கான் கீழே அவனுங்கிட்ட கல் டார்ச் கூட இல்லடா எனக்கு அந்த ஒருத்தனுக்கு ஃபைட் ஓடிச்சு அந்த ஃபைட்ல அவனும் கல்லுலாம் தூக்கி போட்டு வேற ஆள் கல்லுல எடுத்துக்கலாம் நானும் வேற ஆள் டார்ச்சுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல கல்லுக்கும் அதுக்கும் எனக்கு பண்டிச்சதை கேக்குது ஏய் கவி சொல்லு நவீனாட்ட போடா எதுக்கு நீ போய் போட்டு வா நான் அது எப்படி இருக்குன்னு எட்டையது பார்த்து ரசிச்சுட்டு வெளியாயிருக்கேன் அப்படி சொல்றேன் இதெல்லாம் தனம் வரும் எச்ஆர் பண்றது இதெல்லாம் தானே வரும் டிடி அது கேர்ள் இல்லடா அது ப்ரொஸ்டிட்டி <laughs> டேய் தவா ஒன்னு அடைச்சிடா தவா என்னடா டேய் இப்போ என்ன இடையில ஐஜில கண்டதனமா பில்லிங்லாம் வந்து எனக்கு ஃபாலோ பண்ணிச்சு பாடுறா ஏ அப்ப நானும் இதே பாடுறதான் இருந்தேன் ஒரு ஆச்சரியத்தோட அப்புறம் ஒரு பிள்ளை வந்து ஃபாலோ பண்ணிச்சு ரவினான்னு சொல்லிட்டு சரி நானும் அப்புறம் சரி நானும் என்ன பண்ணேன் ஃபாலோ சரி எனக்கு இன்னொரு பழக்கம் இருக்குல்ல ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி ஃபாலோ பண்ணா திரும்ப ஃபாலோ பண்ணிருக்கலாம் ஃபாலோ பேக் பண்ணிருக்கலாம் நானும் ஃபாலோ பேக் பண்ண பார்த்தா ப்ரைவேட் சரி ரிக்வெஸ்ட் அனுப்பினால ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி அப்புறம் அதை வந்து நான் வந்து டிக்டாக்ல பார்த்தேன் ஓகே டிக்டாக்ல பார்த்துட்டு எனக்கு அதான் பேர்னா அந்த அக்கௌண்ட்னு சொல்லிட்டு தெரியாதுல்ல அதனால டிக்டாக்ல பார்த்துட்டு ஓகே பிள்ளை அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சு போச்சு வேற லைட்டா அப்புறம் ஐஜி பக்கத்துலேயே போட்டுச்சு தட்டுனேன் பார்த்தா இந்த பிள்ளை அப்புறம் பார்த்தா எஸ்ஏ பண்ணி வேற வச்சிருந்துச்சா சரி எஸ்ஏ பண்ணி வேற வச்சிருக்கேன் இது வெயிட் பண்ணேன் இது சரி பாப்பா ஃபோட்டோ வந்து பார்த்தா ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் ஸ்டோரி இருந்துச்சு நான் வந்து ஸ்டோரி கொஞ்சம் தூரம் பார்த்துருக்கிறேன் ஹைலைட்ஸ் கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு விட்டுட்டேன் வேலை வந்துருச்சு சார் எதுனாலும் விட்டுட்டேன்ல சும்மா ஒரு நாள் இது ஐஜி ஸ்டோரி ஸ்கோல் பண்ணி பார்த்துட்டு பார்த்தேன் ஒரு மாதிரியா எதுவுமே போடாதமே போட்டோ எடுத்துருச்சு ஏ அப்ப நானு தான் இப்பதான் சில பிள்ளைங்களாம் அந்த மாதிரி தான் போட்டோ எடுக்குதுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல விட்டுட்டேன் சரி அப்புறம் திரும்ப போயிட்டு ஐசியோட இந்த ஹைலைட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஐசி நீ அந்த குரூப்ல தானடா அது ஓகே குரூப் நீ பார்க்கல அந்த போட்டோல நான் என்ன என்ன குரூப்லடா இருக்கேன் ஓகே போல அப்ப என்ன அதான் அந்த ஓஏ சொல்லுங்க எது இருக்கேன் இருக்கேன் அதுல இடையில ஒரு போட்டோலாம் அனுப்புறேன் பார்க்கல இல்லடா நான் அதில் நான் இன்ஸ்டா பாய்ச்சாலும் ரொம்ப இது பண்ண மாட்டேன் நான் ஜஸ்ட் சும்மா ஸ்டாரி போட்டு நான் கிளம்பிடுவேன் நான் ரொம்ப பார்க்கனா நம்ம நம்ம கேமர்ஸ் தென் வாட்ஸ்அப் குரூப் பார்ப்பாங்களா எய்ஜியில் நான் ரொம்ப டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன் அவன் நான் அப்படியே எல்லாம் ஹைலைட்டே பார்த்துட்டு இருக்கும்போது போக போக கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் போயிட்டு இருந்துச்சு சரி அப்புறம் ஒரு இதுல இருந்து என்னமோ எழுதிடுச்சு நானா படிக்கல நான் சும்மா அதை மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டேன் அடுத்து இது ஸ்க்ரோல் பண்ணேன் பாரு கண்ணு எல்லாம் விரிச்சிருச்சு எல்லாம் வெடிச்சிருச்சு டீ டீ டீ ஒருத்தருக்கு ப்ளோ ஜாப் சுத்திட்டு இருக்குதுரா ஒரு மாதிரி வலி திரும்ப திரும்ப ஒன் திரும்ப ஒன்னாலேன்னு பாத்துட்டு வந்தா அப்பதான் இப்பதான் இப்ப படிச்சேன் ஒவ்வொரு வார்த்தையும் slot available tonight review டி டி டி நீ படிச்சேன்னு வச்சுக்கோயே அது ஒரு மாதிரியே இருந்துச்சுதான் நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம் சாமி என் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா சும்மா வச்சுக்கோயா அதை நான் பாத்துட்டு அப்புறம் அந்த இது ஒன் நைட் தேனமே வந்துட்டு போய் ஓக்க போறேன்னு வச்சுக்கோயே அது வாய் வச்சாலே கடி கஞ்சி வந்துடும் சத்தியமா சத்தியமா அந்த ரிவ்யூவை நீ படிச்சீனா உனக்கே தெரியும் அந்த மாதிரி நான் பார்த்துட்டு என்னடா இது ஏ ஒரு ஒருத்த ரிவியூ அனுப்புனதை பார்த்து எனக்கு வந்து உண்மையே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இது எங்கேயாவது கல் இருக்காடா எனக்கு முதல்ல நான் கல் தேடிக்கிட்டு இருக்கேன் கல்லுலாம் கை அடிச்சு உடச்சுட்டான் எல்லாம் கல்லும் முடிஞ்சா அது நினைக்கிறேன் அந்த கல் மெட்டல் பார்த்தேன் சல்ஃபர் பார்த்தேன் கல்லு தான் தெரியல அதே நான் அடிச்சு உடச்சிட்டேன் ஏய் எனக்கு கொஞ்சம் கல் ஆ அப்பாடா கல் பார்த்தேன் ஏய்யோ இது சல்ஃபர் இது சல்ஃபர் இது ரொம்ப சல்ஃபர் இந்த மெனுக்கு இருக்கு போல அதான் மேல இருக்குன்னு நினைக்கிறேன் இது சல்ஃபரு இதுவும் சல்ஃபரு இதுவும் அங்க இருக்கு அப்புறம் நானும் விட்டுட்டேன்ல அதுக்கப்புறம் இது மேடம் நிறைய வாட்டி பேனாம் மேம் தண்டதனமா பேசி நீயா அதுக்கப்புறம் என்ன நீ கார் வாய்ப்பே இல்ல இப்போ இரு இது மறந்துட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு இதை செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் வேணும் டேய் அப்போ எனக்கும் மிச்ச ஸ்டோன் இருந்துச்சு எனக்கு ஹெட்செட் ஆ இரு நான் வெயிட் சரி நான் செஞ்சுட்டேன் நீ எனக்கு ஒரு எனக்கு ஒரு பிக் எனக்கே பத்து மணி தெரியல ஓ பத்து பத்தம் அப்படியே இல்லை இல்லை வரல நான் ஒரு கல் பார்த்துட்டேன் நான் எடுத்துறேன் சரி அதுக்கப்புறம் என்ன அது அப்பப்போ பார்ப்பேன் ஒரு ஒருத்தர் ரிவ்யூ அனுப்புறதுலாம் பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ அரிசனா டே இது இது இதெல்லாம் கண்டிப்பா சொல்றேன் மின்னுக்கு ஒரு பேஸ் இருக்குடா பாரு சிக்ஸ்டி ஆமாடா தெரியும்டா தெரியலையா நான் நான் கொஞ்சம் இருப்பேன் நான் ரேண்டம் பீப்புள் ஆட் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியாதவங்க என்ன ஃபாலோ பண்ணால் கூட நான் என்ன பண்ணுவேன்னா நேராக போந்துட்டு ஹலோ ஐ நோ யூ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் ஆட் பண்ணிடுவேன் தெரியாத ஆள் இல்லை சும்மா பழக ஆட் பண்ணேன் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நேரா டிலீட் பண்ணிட்டு அதெல்லாம் எதுவும் சொல்லல இல்ல எனக்கும் யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கடா ஜஸ்ட் ஒரு ஃபாலோ இது பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க என்னோட ப்ரைவேட்ல தானே இருக்கு ஸோ எனக்கு ரிக்வஸ்ட் வரும் ஸோ எனக்கு அந்த மாதிரி ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா நான் லைன் பண்ண மாட்டேன் லைன் கேட்பேன் எனக்கு தெரியுமான்னு ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஆள்னா ஓகே நான் ஆட் பண்ணிப்பேன் தெரியாத ஆள்னா நான் ஆட் பண்ண மாட்டேன் அதனால தான் நான் ஃபாலோவர்ஸ்லாம் நான் வந்து ரொம்ப குறைவு ஆனா சத்தியமா சொல்றேன் அது உண்மையிலே அது பிடிச்சிருந்துச்சு அது அழகா இருந்துச்சு சிங்க புள்ள வேற அழகா இருந்துச்சு அல்லமா டேய் டேய் அதுவும் டைப்பு என் டைப்புன்னு சொல்லலாம் என் டைப்பு உன் டைப்பு கிட்ட கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்துட்டு வரணும் ஐயோ தனிஷு தனிஷு என்ன பண்றது எனக்கு நீ நம்ப மாட்டே எனக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்டா சாவு போறேன் கவி முதல்ல தான் பண்டி அடிச்சான் அவன் எனக்கு 12 எழுத்துல இருக்கேன்டா சீ 12 10 சாப்பாடுல இருக்கேன் அஞ்சுல இருக்கியா அப்போ பேசிக்கலி நான் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் கூட மன உளைச்சல் ஆயிட்டல அதனால ஏத்துக்கவே முடியல டேய் இது ஒன் பை ஒன்ல ஏ இரு எனக்கே கன்ஃபியூஸா இருக்கு இது ஒன் பை ஒன்னா டூ பை ஒன்னா டூ பை சார் ஓ டூ பை ஒன்னா டெம்பரரி ரீசன்டா இது அப்புறம் எடுத்து எங்கடா இருக்க ஸ்டாவிங்ல இருக்கேன்டா மஷ்ரூம் கூட இல்ல மேலே சும்மா போட்டோ அனுப்பி விடுறேன் ஓகே hmm, eh, பண்டி டிக்டாக்ல டிக்டாக்ல ஐயோ அடிக்கவும் வாய்ப்பு இல்ல டிக்டாக்ல ஒரு பாத்திருந்தா அதே அதே அதோட அக்கவுண்ட் தான் வீடியோ போட்டுருக்கு அதுக்கப்புறம் தான் டிக்டாக் ஒரு ஒரு வீடியோவா போய் பார்த்தேன் அந்த ஒரு வீடியோல தான் வந்து அது மூஞ்சி எல்லாமே காமிச்சிருச்சுல பொண்ணு அழகா இருந்துச்சுலாம் என்ன பண்றது அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்குது டேய் கவி சாப்பாடு தரா ஸ்டாவிங்ல இருக்கேன் நீ போட்டுட்டு இருக்க நீ போட்டுட்டு இருக்க செத்துறாத சாமாடு பட்டன் சாமாடு வண்டி போட்டு இப்போ வந்துட்டு தான் சரி நான் வீட்டுக்கு வந்தேன் அப்புறம் இன்னொன்னு வளங்களாடா வளங்கதான் பேசிட்டு வருது சொல்லு இன்னொன்னு என்ன ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு எது சும்மா ஒரு போஸ்ட் போட்டுருந்துச்சுல போட்டு கேட்டுருந்துச்சு இப்போ என்ன என்னமோ கேட்டுருந்துச்சு அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அந்த போஸ்டுக்கு வந்து அன்சர் பண்ணல யூ த ஹாட்டஸ் ஐ ஹவ் சீன்னு அது ரிப்ளை வருது கவி சாப்பாடு குக் பண்ணி எடுத்து இன்னொரு பேக் என்னன்னா நான் வந்து அதை சொல்லும்போது ஒருத்தன் அழைச்சிக்கிட்டு இருந்தான்டா யார் அது பேரை கொண்டு நான் ஃபாலோ பண்ணோம் ஃபாலோ பண்ணேன் யாரு வேற யாரு யாரு கவி கூத்தெல்லாம் திரும்பா இவன் ஃபாலோ பண்ணோட எஸ்ஏ பண்ணிச்சு ஓகே எஸ்ஏ பண்ணி கொஞ்ச நேரத்துல வெளியாக்கி விட்டுருச்சு ஏன் சத்தியமா எனக்கு தெரியல பொண்ணு எனக்கு சத்தியமா தெரியல அப்புறம் பேர் என்ன இவன் ஏட்ட கேட்கிறான் அது எப்படி ஒன்னே மட்டும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் புனிஸ்ட பார்க்க ஜோக்கா இருந்தா டேய் சீக்கிரம்டா சாவு போறேன்டா அம்ஜி வந்து ஒரு ஒரு சாப்பாடாவது இது வா வா வா என்னடா குக்கிங் அனிமேஷன் எல்லாமே மாறிடுச்சு ஏய் எல்லாம் தண்ணி தண்ணி நீ பாக்கலையா இன்னும் கவி இந்தா உள்ளுக்கு வச்சிரு வரல அடியா இருக்கலாம் அந்த இது ஏய் இன்னும் இருக்குடா ஏன்டா கதுவை சாத்த முடிஞ்சு ஃபுல்லாச்சுடா இப்போ எங்கேயாவது ஹெம்ப் வேணும் பத்தாதா நான் இவ்வளவு ஃபார்ம் பண்ணிட்டேன் இது ஏன்டா மஞ்சள் கலரா காமிக்குது கூல் டவுன்டா கூல் டவுன் கூல் டவுன் இல்ல இல்ல ஏன் பெட் மஞ்சள் கலரா கூல் டவுன்டா ஓ மீன் கிட்ட வச்சா கூல் டவுன்ல இருக்கும் காமிக்கும் ஸோ அது நீ ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு தான் வைக்கணும் மூணு நிமிஷமா ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் வைக்கணும் இல்ல இல்ல அது சொல்ல நான் பெட் பேஸுக்கு பின்னாடி வைக்கலாம்னு இருக்கேன் ஆமாடா கிட்ட அதுதான் சொல்றது கூல் டவுன் கிட்ட இருக்கு இப்போ நான் வைக்கிட்டா வேணாமா வைக்கிறேன்னா வச்சிட்டேன் ரொம்பலாம் பேசுறதில்ல வைக்கிறதுலாம் போலாம் எங்க போலாமா சுத்தி ஹெம்ப் ஹெம்ப்லாம் தேடு சாப்பாடு பாத்து ஏய் ஹெம்ப்லாம் இப்பதான் ஒரு நாலஞ்சு ஹெம்ப் அடிச்சிட்டு வந்தேன் ஓகே இப்ப பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போறே வேற இல்ல போய் ஏய் அப்ப எக்ஸ்ட்ரா கிளாத் ஏட்டாவது இருக்கா என்கிட்ட ஒன்னு இருக்கு வேணுமா ஒரே ஒரு கிளாத்தா ஒரே ஒரு கிளாத் சின்னடா பண்றதுக்கு நான் ஒரு பதினாறு எடுத்தேன் இப்போ எனக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி இடம் பார்க்க தெரியல எப்படி பார்ப்பாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உனக்கு முடிஞ்ச அளவுக்கு கேட்டா இருக்கணும் கிட்டத்துல இப்ப ஃபார்ம் பண்ற மாதிரி காட்டா ஏதாச்சும் இருக்கணும் ரீசைக்கிள் பண்றதுக்கா அந்த மாதிரி தான் என்ன சாப்பாடு ஏதோ இதே இருக்கு சாப்பாடு என்ன பொட்டிட்டு வாங்கிட்டு இருக்கு சாப்பாடு ஃபார்ம் பண்ணலாம் ஆனா அது அவ்வளோ இது இல்லை அவ்வளோ தூரம்னு சொல்ல முடியாது எல்லாம் ஓகே தான் ரீசனபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு ரைடு பண்றதா அளவுக்கு ஜாமா இருக்கு தெரியல குட் டபுள் டோர் இருக்கு குட் டபுள் டோர் முடிஞ்ச அளவுக்கு குத்தி எடுத்துடலாம் சரி நாம அந்த ரே அந்த இது பார்க்கும்போது மேல வந்து ஒரு கதவு இல்ல இது ஒன் பை ஒன் இல்ல மேல என்னமோ கதவு போட்டுக்கிறேன் நானா ஆயிடுச்சுன்னா இதாகுது போல சீக்கிரம் ஃபர்னஸ் வேணும்டா மெட்டல் வரணும் கண்டதனமா அடிச்சிட்டு இருக்கிறேன் மெட்டல் வரட்டும் ஃபர்னஸ் வேணும்னா அனிமல்லாம் வேணும்டா நான் போட்டுட்டு இருக்கேன் கேள்வினா நீ பேஸ் இங்கேயே எக்ஸ்டெண்ட் பண்ணுறே இல்லையா அதான் கேள்வி அதான்டா எனக்கு பேஸ் பார்க்க தெரியல ஹரிஸ் வந்தோம்னா ஹரிஸ் தான் கட்ட போறான் நானா கட்ட போறேன் எல்லாம் அரிசி கட்டுற ஏதோ கொஞ்சம் கட்டுவேல பேசிக் பேஸ் பேஸ்லாம் கட்டி வச்சுருக்கோம் வரணும் வர வைக்கிறோன்னா பேக் பண்ணால் வந்துடுவேன் என்னடா எங்கேயுமே எம்க்கு இன்னும் எவ்வளோ கிளாத் வேணும்டா இன்னும் ஒரு முப்பது நாற்பதுக்கு நைட்டு வாங்கிட்டு நேரா பீச் வந்து கவி நான் எவ்வளவு தூரத்துல இருக்கேன்னு பாரு பட்டினா என்ன அப்படியே கிட்ட தான் இருக்க வேசி கிட்ட தான் இருக்க okay Oh, oh, oh, oh, oh. என்னாச்சு அந்த என்னது ஏரியா இருக்குமே சேஃப் ஏரியா அதுல வெப்பனோட போயிட்டேன் நீ என்ன போய் ரேஞ்ச்டா கிட்ட ரேஞ்ச் இருக்கேன் ஒரு சூவிங் கிட் கிடைச்சா கூட அடிக்கும் ஆனா அது கூட கிடைக்கும் அது பேரல் ஃபார்ம் அதான் அதான் கொஞ்சம் பேரல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லை நீயா ஓடுற நான் இல்ல இல்ல இல்லை நான் தானே என்னது வேற மரம் அடிக்கிற என்னடா ஜி தான் அது நீ வாடா இருக்குடா இரு இரு வர நான் அப்படியே வர வழியில அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன்ல இன்னும் கொஞ்சம் கிடைக்குதானே நீங்க ஏதாவது மரம் உடைக்கிறீங்களா ஆ நீ இல்ல இங்க ஒரு பேஸ் அது இருந்துச்சு அதான் கீழே ஏதாவது கல்லு கில்லு ஏதோ அரைச்சாலும் எனக்கு கிளாத் இது எனக்கு ஒரு இருபது கிளாத் தான் வேணும் என்ன பேஸ் கட்ட போறியா எக்ஸ்ட்ரா கட்டுறதா எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் ஆமா நிறைய இருக்கு இல்ல இங்க கட்டுறது ஓகே தான் இது நான் உள்ள வந்து ஆத்தரைஸ் பண்ணிக்கிறேன் சும்மா பட்டி போட்ட சிரிக்கிற மாதிரியே போய் திறந்துடுறா ரெடி அட்வைஸ் பண்ணியா ஜாமான் ரைஸ் பண்ணிட்டேன் சாப்பாடு இது ப்ளூ பிரிண்ட் இருக்கா அவன்கிட்ட நான் இதில் இருக்கு இப்போ டிசியில் எப்படி தான் வாங்கிக்கலாம் ப்ளூ பின் ஹேமர் டிசியில் இருக்கும் டிசியில் அந்த ஏரோ ஓ ஓகே ஓகே முன்ன காணா போயிடும் இது தோந்துடுறா வெளியே வரேன் கொஞ்சம் பெரிய வீடுவா நான் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு நம்ம வீடை சுற்றி மூணு வீடு இருக்கு எல்லாம் ஒரு ஒரு கிரீட்டு தம்பி தான் அதில் ஒரு வீடு தான் பெரிய வீடு மற்ற வீடுலாம் ஒன் பை ஒன்னா அது மட்டும் தான் கவி ஒரு வீடு one by one double down இருக்கும் ஆமாம் இங்கே இன்னொன்று ரெண்டு மாடியோ மூணு மாடி வீடு இருக்கு பார்த்தீங்கன்னா அது மெட்டல் மெட்டல் ஷீட் மெட்டல் இருக்கு கஷ்டம் ஃபார்ம் நம்பர் சேர்ந்து மட்டத்தனமா ஷீட் பண்ணிட்டு நம்ம இப்போ போன சொன்னோம் அனிமல்லாம் அனிமல் எதுவும் பார்த்தா நான் சொல்லி ஒரு அனிமல் இருக்கு ஆனா போடுற அளவுக்கு சக்தி இல்லை எங்க சைட்ல இன்னொரு அனிமல் ரேட் வண்டி எங்க வண்டி கத்திலாம் இருக்கு நான் வரேன் ரைட்ல ரைட்ல வண்டி ரைட்ல வண்டி ரைட்ல எதுடா வரேன் அங்கே இருக்கு எடுக்கிற ஹெல்ப்ல சட்ட சுடாலாம் செஞ்சுக்க இந்த அதெல்லாம் எடுத்துக்க உனக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இது பாதி சாப்பாடு அவ்வளோதான் என்னோட கிராஃப்ட் பண்ண கிராஃப்ட் பண்ண நான் போய் தரேன் நம்மளுக்கு இப்போதைக்கு அவ்வளோ ஃபார்ம் தேவையில்ல டிசி ஃபுல்லாச்சு வேறு இல்லை நான் பக்கத்தில் டூ பை டூ கட்டுறேன் ஏன்னா இதில் கல்லாக்கிட்டேன் ஸோ மாற்ற முடியாது ஒரு பண்ணலாம்ல டெமோலிஷ் பண்ணலாம் நீ கல் கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப ஜாமா தேவைப்படும் கல் உடைக்கிறதுக்கு கல் உடைக்க வச்சு இல்லை ஆனால் நீ இப்போ நீ இப்போ கட்ட போகிற டூ பை டூ அப்புறமேலே சேர்க்கிறமே பாருல சம்போர் பண்ணுற மாதிரி சம்பூர்ண அந்த டூ பை டூ இன்னும் பெருசாக்குற மாதிரியா அந்த இல்லை இல்லை இப்போ நீ இப்போ கட்ட போகிற டூ பை டூ அந்த டூ பை டூவே வந்து அப்புறமேல இருந்து இது கூட சேர்க்கிறமே பாருலாம் இது கூட சேர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அந்த சைட் கல்லா வச்சுட்டான் ஸோ நம்ம அங்கே உள்ளே போகிறதுக்கு ஆக்சஸ் இருக்காது நீ அந்த கல்லை ஒரு சைட் நீ உடைக்கணும் ஸோ இப்போ நான் இப்போ இது இப்போ ட்விக்கில் இருந்துச்சுன்னா உடைச்சிடலாம்ல அதான் கதை இப்போ உனக்கு பெருசாக வேணும்னா என்ன இப்போ டூ பை டூவாகவே கட்டா இல்லை டூ பை த்ரீ அந்த மாதிரி கொஞ்சம் கட்டா தெரியாது இல்லை உனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் நீ இது இது பண்ணுறியா இல்லை எப்போவுமே மொழி சின்னதாக இருந்தால் போதும் உனக்கு எனக்கு வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கு போதும் சரி செஞ்சு பார்க்குறேன் எது போகுதுன்னு பார்ப்போம் எனக்கு ஹரிஸ் எப்படி கட் மட்டும் லைட்டாக தான் ஞாபகம் என்ன ஃபுல்லாக ஞாபகம் இருக்கு நான் பத்து கட்டிருப்பேன் ஆனால் அது ஹரிஸ் ஆல்ரெடி காமிச்சேன் கற்றுக்கூட அப்புறம் நீ கட்டலாம்ல நான் ரொம்ப கட்டுவேன்டா மறந்துட்டேன் கதையே ஆ கட்டுனேன் பயிரு நான் அப்புறமே ஹரிஸை கேள் எப்படிடா ஒன்றும் கட்டலாம் நான் கேள் ஹரிஸே வந்து பார்த்து போட்டுட்டு டேய் இது அப்புறம் அவன்கிட்ட டேய் டிசியை முடிஞ்சா என்ன டிசியை தேடிக்கிட்டே டிசி பேசிக்கலி டிசிக்கு போனோம்னா லக்கு இருந்து அந்த இடத்த வந்து அவனுக்கு சுட்டுக்கிட்டு பாத்துருவாங்க எப்படி நம்ம இந்த நீங்க கது வரைக்கும் இழுத்து வந்திருக்கலாம் கதூரிக்கு இழுத்து வர முடியாது அவனால அதான் நான் அதான் நானும் சொல்லிட்டு சொல்றேன் கது பாரு நீ இது எக்ஸ்டெண்ட் பண்ண தானே போற கேளு இங்க பண்ணிட்டு இங்க வரைக்கும் இழுத்துட்டு அப்புறம் இங்க ஒரு இன்னுக்கு இன்னொரு கதவு செஞ்சுக்கலாம் ஸோ இந்த பாதை வந்து இது வரைக்கும் போவோம் ஆனா இப்ப இங்க நீ போகலா ஐ மீன் இங்க பின்னாடி எக்ஸஸ் இல்லடா நீ வந்தா சுத்தி இப்படி தான் வரணும் சோ நீ இழுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணா ஓகே ஓகே நீ அப்படி சொல்றியா இங்க பில்ட் பண்ணு இங்க பில் பண்ணு ஓகே அப்புறம் இங்க ஒரு புரியுது புரியுது ஓகே ட்ரை பண்ணி பாரு அப்படி நான் என்ன செய்யலாம் அது வரலனா அங்க செய் இல்ல இல்ல செய்யலாம் அந்த மாதிரி நான் இங்க கதையா இடிக்குது இங்க கதையா இங்க வந்து நீ ஒரு ட்ரையாங்கிள் போறணும் நினைக்கிறேன் ரெண்டு ட்ரையாங்கிள் போறோம் மூணு இன்னொரு ட்ரையாங்கிள் இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் கனெக்ட் பண்ற ஐ மீன் ஆனா இங்க வரலையா இந்த சைடு வரல இது மலை ஒடியா தான் உள்ளதா இருக்கு இப்போ என்ன இது வேணும் வேணும் ரெண்டு ட்ரையாங்கிள் போடணும் இல்ல இங்க அரவே முடியல அதான் மேலே ஏத்தி போட்டா ஃபவுண்டேஷன் மெதிரி வந்து வராது உள்ள போக முடியாது அதனால தான் பரல நீங்க சைட்ல நான் கட்டறேன் டா எடுத்துரு எதுவும் பண்ணாத ஹெல்ப் ஆனா என்ன டிசி உடைக்கணும் அதான் ஒண்ணு அதான் உடைச்சிடலாம் சரி ஆமா கீழே போட்டேன் எடுத்துரு நீங்க எப்படி வாங்கிட்டு இருக்கீங்க இது ஓகே தான்டா கலகத்தாண்டா இருக்கு ஓகே என்ன தெரியுமா செய்யணும் கதவு இங்கே வச்சு வச்சிருவோம் ஓகே கேளு நான் எப்படி தான் செய்யறேன் இது இங்கே உங்களுக்கு ஓகேனா இதை கவர் பண்ணு இங்கே எல்லாத்தையும் அப்டேட் பண்ணு கதவு இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு ஏர் லாக்கு இங்கே ஒரு ஏர் லாக்கு ஓகே தான் கவர் பண்ணுங்க இங்கே ஹாஃப் வால் போடு நான் கல் எடுத்துடுவேன் அம்மாவில் இப்போ தான் பார்க்குறேன் டீஹைட்ரேஷன் வர நாற்பத்தி மூணு எழுத்தில் இருக்கேன் கவி கழுத்து வர ஓகே நான் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு இங்கே ஒரு இது கது வைக்கிறது இது கவர் பண்ணிது இது கவர் இது கவர் பண்ணு இது கவர் பண்ணிடு இங்கே கது கது ஓட்டை கது ஓட்டை கது ஓட்டை ஓகே மூணு கது ஓட்டை வரும் முன்னே ஐட்டம்ஸ் எல்லாம் கது ஓட்டை நீ குட்டி கதவு தானே ஆ குட்டி கது ஓகே எங்க அதுக்கப்புறம் வந்து இங்க ரைட்ல அந்த ஆக முன்னுக்கு இருக்கிறது வந்து பெரிய கதவு வைக்கிறேன் அதை பட்டு பண்ணிடுறா லேட்டாக கதையாக இருக்கும் இதுக்கு இதுக்கு மேலேயும்டா நீ இந்த சைடு ஒரு ஹாஃப் நீ வைக்கணும் நான் நடக்கிறேண்ணா ஹாஃப் வால் வச்சு நீ மூடணும் இவன் தான் வேணான்னு சொன்னான் எதுடா இது ஹாஃப் வால்ல மூடிட்டு தானடா இங்க இருக்கு இங்க இருக்காதடா இல்லடா இதுக்கு ஆஃப் ஆல் இல்லடா தேவல ஏன்டா இல்ல பூரா இடி இது கூச்சி போயிடலாம் அவ்வளவு கஷ்டம் இல்ல நம்ம அப்ப மேல மூட வேணாமா லேடர் போட்டு விட்டாரனா மேல மூடிடுவோம்டா மேல மெம்மா மூடிடுவோம் ஓ ஓ நீ கிரவுஸ் பண்ணி குதிக்கிறது சொல்றியா ஓகே ஓகே நான் அது மறந்துட்டேன் அதே உனக்கு எக்ஸ்ட்ரா போடலாம் இங்க பாரு இது எனக்கு வந்து எனக்கு இங்க வந்து இந்த இந்த பெரிய கதவு இங்க பெரிய கது தா மேக் சென்ஸ் வேறு உடா உடா நான் பெரிய கதவு போட்டு இங்க ரெண்டு சின்ன ஓட்டை போட்டு சரி இது வால் ஃப்ரேம் தானங்க ஆ வால் ஃப்ரேம் போடு அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் இங்க தண்ணி எங்க சின்ன கதவு போட்டேன் உங்க யாருக்கு ஹைட்ரேஷன் வரலையாடா சாப்பாடு சாப்பிட்டேன்டா வரது கெடி வருது மேல துத்தோ பண்ணிட்டா வேணாவா எங்க துத்தோ பண்ணு எல்லாத்தையும் துத்தோ பண்ணு எல்லாத்தையும் துத்தோ பண்ணிட்டா இல்ல மேல எக்ஸ்டென்ஷன் போற மாதிரி வைக்க வேணாம் ஓகே என்னது மாசி இது இல்ல இல்ல இங்க பாரு இங்க இது வந்து இது வந்து மேல போற மாதிரி தாகத்துல சுத்தம் பண்ணி ஆமா போட்டுறேன் எங்க இது இந்த இடத்துல இதுவா அடி சரி இது ஃபர்னஸ் செய்யறதுக்கு என்ன வேணும் இந்த ஃபர்னஸ் செஞ்சிருந்தா செஞ்சிட்டியா செஞ்சிருவியா செஞ்சிரு செஞ்சிரு அந்த தமான ஆ அப்போ செஞ்சிரு நான் மெட்டல் பிராக் எடுத்து வரேன் இது ஓவர் எடுத்து வரேன் இங்க ஃபுல்லா மேல கவர் பண்ண மேல பாதை இருக்கா மேல பாத்து ஏதோ இங்க பேர் பாதை செஞ்சு வச்சிருக்கேன் ஆனா இது எப்படி மேல சுத்தம் பண்ண போறோம் செட்டு யோசிக்கணும் பாரு மேல இது ஓகே நான் இல்லை இது என்ன நம்ம சொன்னேன் இது இது எடுத்து எடுத்துட்டு ஓகே இது என்ன எப்படி வரும்னா இதோட இதுதான் குதிக்கிற இடம் வச்சுக்கோங்க இதோட ஓகே இங்கேருந்து குதிச்சிடலாம் இங்கே ஒரு கதை இப்போ நீ நிற்கிற இடத்துக்கு முன்னுக்கு இங்கே ஒரு கதை ஓட்ட போடு இங்கே கதை ஓட்ட போட்டு இதெல்லாம் கவர் பண்ணிடு டபுள் டோரா ஒரு கதவு ஒரு கதவு போதும் பெரிய பேஸ் இருக்கு வுட் வேணுமா ஸோ கதவு இங்கே போ ஓகே குதிக்கணும்னா இதோக்கு வந்து இப்படி குதிச்சிடணும் மேலே ஓகேயா ஓகே மற்றெல்லாம் பார்ப்போம் இதை உடச்சு உடச்சிடுறேன் நான் நீ ஹேமர் வச்சிருக்கியா உடச்சிடுறேன் ஓகே இங்கே என்ன தான் செய்யும் நார்மலாக மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ஓலை போட்டு கவ் பண்ணிடு இந்த ஒரு கவ சுற்றி ஒரு ஓலை போட்டு எல்லாத்தையும் கவ் பண்ணிடு இந்த இடம் ஒண்டி தான் நீ ஃப்ளோ போட மாட்டேன் மற்ற இடத்துல தான் ஃப்ளோ போட்டுரு இந்த இடம் ஒண்டியே ஃப்ளோ வேணாம் ஃப்ளோர் ஃப்ளோ வேணாம்டா இந்த ரெண்டு டைல் இருக்குல்ல ஃப்ளோ ஓ ஓ ஓ ஓகே ஓகே சரி இப்போ சுற்றி வந்து ஓல் போடலாம் வால் போட்டு ஃப்ளோ போட்டுரு ஸோ இங்கெல்லாம் ஃப்ளோ போடணும் இங்கே ஃப்ளோ பொடி ஃப்ளோ பொடி ஃப்ளோ பொடி ஃப்ளோ பொடி ஓகே இது வந்து இது வேணும் ஃப்ளோ இது ஆ இது இது இது இந்த இடத்துக்கு வேண்டிய ஃப்ளோ வேணாம் ஓகே அதுக்கு வேணாவா அப்போ இங்கே போட்ட ஆ போடு டபுள் பண்ணுறது தேவை இல்லையா அதான் நானும் யோசிச்சு எக்ஸ்ட்ரா லெதர் இருக்கா ஏய் உள்ள லெதர் உள்ள இருக்கணும் அப்படியே நான் பட்டு கோட்ல நான் மெட்டலோ வச்சிருக்கேன் நாலாயிரம் நீங்க ரீசோர்ஸ் கலெக்டர்லாம் தான் என் பேரை தூக்குனான்டா அப்படின்னு விட்டு ஆகும் யாரு கல் உருளைங்க தேவைப்படும் கல் முக்காசி கல் வேணும் கல் வேணுமா கல் அப்படியே ஓகே ஓகே என்கிட்ட ஒரு 1 2 2k கல் இருக்கு 3k இருக்கு என்கிட்ட நான் 3k கல் இருக்கு கீழ ஒரு கிராண்ட் எல்லாத்தையும் அப்படியே என்னது கீழ கிராண்ட் ஃபார் எல்லாத்தையும் அப்படியே பண்ணு 1 ஃபார் எல்லாத்தையும் அப்படியே ஓகே எது இது உட்ல இருக்கோ அழகா போய் அந்த பெரிய கதவு ஃப்ரேம் அப்படி அதுவும் தோர்ந்து விடுறா இது ஏண்டா மேல அவ்வளோ பெரிய வாலு டேய் அவ்வளோ பெரிய ஓல் வேணாம்டா சரி யாராவது கழுத்து விடுங்கப்பா ஹலோ எப்படி இருக்கு லெதர் உள்ள இருக்கா ஏன் தர நீ கழுத்து தோர்த்து விடுறா எங்கடா போனேன் இதெல்லாம் தப்புமா ஆமா நீ தான் அப்படியே பெருசு கண்டுக்கு ஆமால இதே நீங்க எடுத்தா நான் அப்ளை பண்ண முடியும் இல்லையா ட்ரை பண்ணி பாரு திறந்த முடியும் வா இல்ல வா இல்ல தோறதுடா டிசில இருக்கு என்னடா ஒரு பாஸ் சொல்லு இருபத்தொம்போது பாஸ் வரணும் ஹரிஷ் நான் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கதை கதுக்கும் லாக் போட்டு வரேன் முடிஞ்ச அப்படியே இல்லையா கதவு இல்ல இல்ல நீ கதவு தான் நீ ஹைட் ஹைட் பொஞ்சமும் ஒரே நேரத்தில் போட முடியுமா ஏற்றா கதுவை என்னது ஹைட் வெஸ்ட் தான் ஹைட் கொஞ்சம் ஒரே நேரத்தில் போட முடியுமா ஹைட் வெஸ்ட் ஆ ஒரே நான் அதான் போட்டுருக்கேன் ஓகே ஓகே சரி இந்த கது தோர்த்து விடு இது இது இப்போ ஸ்மால் வுடன் பாக்ஸும் ஸ்டோரேஜ் கூட ஆச்சு போல ஆ லைட்டா மேலே பாரு காம்பவுண்ட் வரும் பண்ணு முடிஞ்சிட்டு இது ஒரு பாஞ்சு கிளாத் விடுதா பாஞ்சு கிளாத் இருக்கு வேணுமா கொஞ்சம் தான் இது போ வச்சிருக்கியா மோல போ செஞ்சு நீ மோல போ செஞ்சு இல்ல டிசில பாந்து பாஜி போல போல ஹரிஷ்க்கு ஃபோன் அடிக்கிறேன் நான் நீ அடி ஒரு பிளான் சொன்னேன் ஹரிஷ் முடியாதுன்னு சொன்னேன் ஆனால் நான் அன்னைக்கு சும்மா கட்டும்போது செய்ய முடிச்சேன் என்னடா டிடி நீ எனக்கு சத்தியமா புரியல எனக்கு அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபுல்லா பிள்ளைங்களா மெசேஜ் பண்ணிட்டு இருக்குதுங்க கொண்டாந்து யோசிக்கிறேன் இல்ல இல்ல இப்ப இப்ப என்ன திரும்ப யோசிக்கிறேன் கட்டுன்னு ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு லவ் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இப்ப கல்யாண வயசு வந்துருச்சுடி முதல்ல கோட் லாக் போட்டுறா ஏய் என்னடா வெட்டிடா என்ன கதைன்னு தெரியல இல்ல தெரியல அவங்க அம்மாட்ட யார்கிட்ட பேசலாம் டேய் ரவி நாக்கு ட்விட்டர் இருக்கு ஆனா ட்விட்டர் பேர் தான் தெரியல ஒன்லி ஃபேன்ஸ்லா மெசேஜ் சொல்லல மெசேஜ் பண்ணி கேட்டா அப்புறம் கேக்கும் அது நீ என்கிட்ட வாங்கிக்கலாம் பேரு நான் வாங்கலனா கசி டிஸ்கவுண்ட்லா ஃபேமிலி பிளான்லா டிடி அது கண்டதனமா டிஸ்கவுண்ட் பண்ணிச்சு அல்லவா எனக்கு தெரிஞ்சு தசீலாப்னா அவன் ஹரி சொன்னான் ஏன்னா அது போய் போய் ஓக்குற இடம்லாம் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா சாவடியா இருக்கு காசு வந்து மினிமம் சொன்னான் எவ்வளோ வாங்க அவ்வளோதான் கூட வாங்கிக்கிறேன் எக்ஸ் அஞ்சு போட்டுச்சு அப்புறம் ரெண்டு நாளைக்கு மணிக்கு சொல்லிட்டு ரெண்டு போட்டுருச்சு அதான் போடா எனக்காண்டி போயிட்டு இதே நான் ரவினா பார்த்த மாதிரியா இருக்கும் நீ போட்ட மாதிரியா இருக்குன்றேன் அவன் போக மாட்டேங்கிறான் இது இது தோன்றா கோஸ்டர் என்ன சொன்ன ஒன்பது கோசம் என்னது ரெண்டு ஒன்பது கோசம் ஒன்று கவி கவி எனக்கு ஒரு கேள்வி மேல நான் வந்து ரெண்டு அதான் ஓட்ட வச்சிட்டேன் ஓகே இதை வந்து நீ தனித்தனி கம்பார்ட்மெண்டா பிரிய போறியா இல்ல ஒரே கம்பார்ட்மெண்டா இருக்கு நீ சொல்லு என்ன செய்யலாம் தனித்தனியா வச்சா ரெய்டு பண்றவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் கூட நான் இன்னொரு மாடி செய்யலான் இருக்கேன் இன்னொரு மாடி செஞ்சுட்டு இங்கே இன்னொரு இல்ல இல்ல அதான் இன்னொரு மாடி வந்து நீ எங்க செய்வ இங்க சேர்ந்தாலும் அதோ இந்த இடம் பேரு நான் இது வச்சிருக்கேன் சரி படி மாதிரி மேல சோ அப்ப நான் இங்க ஒரு இது போட்டுருக்கேன் ஆமா ஒர்க் பெஞ்ச்லாம் செய்யணும் மறந்தே போயிட்டேன் ஐம்பது ஸ்கிராப்பு செய்யலாம் தேவையில்லடா மேல லெவல் டூ போகும் ஒன் இருந்தால் தானடா டூ போக முடியும் அது லக் இருந்தால் கிடைக்கும் சுற்றி பார் இது பேர் இருக்கு டூ ஆ வான் வேணும்டா உனக்கு வான் வச்சு தான் நீ டூ போக முடியும் யார்கிட்ட யார்கிட்ட யார்கிட்ட போர் இருக்கு பேர் இருக்கு ஏ இரு நான் ஆ ரெடியா இரு இரு இரு ஓகே ரெடி ஷூட் பண்ணு ஓடுது ஓகே கத்தி இருக்கேன் என்ன தப்பு பண்றேன் ஏன் வர என்ன தப்பு பண்றேன் அரே பாய் இங்கே தான் இருக்கீங்களா பில்டிங் பெருசா போகுது தவா தவா தவா தவா தவா உன்ட்ட விட்டுருக்கா விட்டுறதா இரு நான் போய் விட்டு அடிச்சிட்டு வரேன் சரி எவ்வளோ வேணும் ஒரு இப்போதைக்கு ஒரு ஒன் கே டூ கே இருந்தால் போதும்ல சரி இரு டூ டூ டூ ஏய் திவ்யா எடுத்தாங்க எனக்கு டேய் இருக்கிற டேய் எங்கடா ஆமாவா நான் தான் போகலான்னு கேட்டேன் நான் சொன்னேன் கரெக்டாக சொன்னப்போ போனால் உள்ளே போட்டு லேட்டானால் விட மாட்டேங்க எனக்கு கதவை சாத்திடுவேன் ஆ வெளியே வரது எந்த டைம் வெளியே வரலாம் வெளியே வந்து எப்போ வேணா வெளியே அவன் உள்ளுக்கு ஒம்பது மணி கடையும் நான் சொன்னேன் கடையும் ஹரிஷ் கட்சி கேட்டப்ப எட்டு மணி சாத்தியம் வேணும் இன்னொன்னே தண்ணி ஆகிட்டு வெளியாக முடியாது அது தெரியும் பார்த்துக்கணும் அவங்க ஸ்கூட்டில் தான் இருக்காங்க சும்மா பிளான் போயிட்டு கெந்திங் இருந்தாங்க பார்க்க கெந்திங் ஏட்டு நேராக ஜிபே காடி இருந்துச்சு நானும் அந்த வேலையெல்லாம் பண்ணேன் இல்லை சத்தியமாக சொல்கிறேன் நான் எப்போ சுற்றணும்னு நினச்சேன் அப்போ ஊம்படிச்சுடா காடி போச்சு இது போச்சு லைடு எல்லாம் போச்சு டேய் தாவா உனக்கு தெரியுமா என்னாச்சு என்னதுடா காடி என்ன ஆச்சு ஏன் அதான் ஒரு கட்டம் கேள்விப்பட்டேன் எப்படி அப்பா எடுத்துட்டு போனாரு அப்பா எடுத்துட்டு போய் ஆக்சிடென்டா நீ எடுத்துட்டு சரி அப்பா எடுத்துட்டு ஆக்சிடென்ட் ஓ காடி என்ன என்ன ஃபுல் லாஸா இல்ல என்ன கடையில இருக்கா ஃபுல் லாஸ்லாம் இல்ல செஞ்சு எடுத்துட்டு ஓகேடா அப்புறம் ஏன் காடி ஓட்டுறது இல்ல ஏ பேர்னா தூரம் ஓட்டம் புரியல இந்த காடி நான் முன்ன மாதிரி முன்ன மாதிரி தனிசிங்கோ இந்த பே இந்த ரூம் அப்படி எக்கனாமிக்ஸ் ரூம் ஆக்கிட்டா எங்க இருக்குது இது அப்போ தேவை டெஃபனேஷன் அந்த இந்த ரூம்பே பார்ப்போம் டேய் இவன் நான் செப்பா என்ன அவரு இல்லை இல்லை பின்னாடி போ பின்னாடி போ ஃபுல்லாக பின்னாடி போ இல்லை ஏன் பின்னாடி இது இது இது இது கவிக்கலாம் கருத்து வரேன் ஓகே போதும் சரி நான் ஒரு ஒர்க் பெஞ்சில் லோன் மட்டும் ஒன்று செஞ்சிடுறேன் செஞ்சு எங்கே எங்கே மெட்டல் ஃபிராக் இதெல்லாம் செஞ்சு குடு நான் நான் வைக்கிறேன் சரி மெட்டல் ஃபிராக் ரொம்ப பரவாயில்ல இந்த டைம் இருக்கு ஒட்ட மெட்டல் ஃபிராக் இருக்கா இது பஸ்டா கவி கவி ஒரு பிரச்சனை சட்டில வா மேல வா சட்டில் வா சொல்லு டேய் தனிஷ் உனக்கு நான் இதெல்லாம் கொஞ்சம் செய்றேன் ஆமர்லாம் என்ன பிரச்சனை தெரியுதா இது நல்ல பிளான் தான்டா இது எப்படி மாசி இங்க வந்து ஓகே இது எப்படி தான் அழகா போய் ஒரு ஃபர்னஸ் வைக்கணும்ல அப்பலாம் ஃபர்னஸ் வழி மறிச்சான்டா குயிக்கான்டா குயிக்கான் குச்சி குச்சி போலாம் அது கதல் ஸோ இங்கே தான் மாசி பிளான் என்னன்னா இங்கே ஒரு பாக்ஸ் வைக்கலாம் ஒரு ரெண்டு பாக்ஸ் வச்சுட்டு ஓகே அப்புறம் நீ குதிக்கணும் அப்படிதான் இங்கே ரெண்டு பாக்ஸ் வச்சுட்டு ஃப்ரேம் வேணால் எடுத்துடு ஃப்ரேம் இல்லை ரீம் தேவையில்லையா தேவையில்ல நீ எங்க கது வைக்க போறியா டபுள் டோரு டபுள் டோரா சரி குச்சி போயிடலாம் குச்சி அப்புறம் மேலே இங்கே வாலில் போட ஆரம்பிச்சு இந்த இடத்துலேருந்து வாலில் போட்டு ஃப்ளோரா இப்போதைக்கு ஃப்ளோர் வண்டி போடுது அப்புறம் விண்டோ அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நான் சுற்றி மத்த அந்த மற்ற இடத்த சுற்றி நான் ஃப்ளோர் போடுறேன் ஆட கோட்டை அது யார் கதவு தருவோம் கதவு நான் ஏறத்துக்குள்ள போட்டா கடுப்பாயிரும் இது ஃபியூச்சர்ல நான் எல்லாத்துலயும் குட் மெயின் கதவு தான் டிசியில் கல்லாம் இருக்குது எங்கள் பாக்ஸில் கொஞ்சம் கல்லாம் இருக்குது அந்த கல்லாம் அதை பாய்ச்சி உனக்கு கிட்ட அப்படி செஞ்சுக்க இந்தா கவி இது செஞ்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் கிடச்சிச்சுன்னா அப்புறம் சொல்கிறோம் எலிகா பேசலாம் பொன்னடியா டிசைன்ல இருக்குண்டா ரொம்ப இல்லை பொட்டேட்டோ சாப்பிட்டா கேலரி என்னடா அவ்வளோ ஏறுது ஏய் என்னடா வெடி எது இருக்கா இது பெட்ரோல் இது டி டி டி ஒருத்தன் லவ் இரு தனிஷ் இதெல்லாம் எடுத்துக்கோ இரு உனக்கு ஒரு லவ்வும் செஞ்சிடுறேன் க்ளவ் அப்புறம் செஞ்சிட்டு இருக்காரு ஆன்சர் ஒர்க் பெஞ்ச் இங்க வைக்கலானே ஒர்க் பெஞ்ச் நான் உள்ள வைக்கலாம் நான் அந்த ஃபர்னஸ்ல அடிச்சாரு ஐயோ புட்ட இத மாத வெளியாக்கணும்டா ஒரு நூறு அவர் கம்மா இருக்கும் மாடிடா கட்டுறீங்க நீ அழகா பண்ணி பண்ணி எனக்கு தரும் அது முக்காசி நேரத்துல வேலை செய்யும் என்ன தெரியுமா பாயும் போது மேல பாத்துட்டே இப்படி இப்படி இப்படி உன்கிட்ட வரைக்கும் நல்லா செஞ்சேன்டா இப்போ சேட்டை ஏ பார்த்தாடா பார்த்து அது டேய் டேய் டேய் இது கவி இது ஒர்க் பெஞ்ச் எடுத்துக்கோ எனக்கே எங்கேயோ ரைடு பண்ற மாதிரி சத்தம் கேக்குது ஆட புட்ட எப்படி எங்கேயாவது ஒரு பிரிட்ஜ் போட்டுருமா அந்த வீட்டுக்கு டேய் எத்தனை பேசுடா டேய் மூணு மாடி இவ்வளவு பெருசு இருக்குதே எனக்கே கொஞ்சம் தலை சுத்துது இல்ல பேஸ் அப்படியே போட்டு போவோம் பேஸ் ஓவர் பெருசா இருந்துச்சுன்னா மெயின்டைன் பண்றது கஷ்டம்டா அதான் கதை என்னதுடா விண்டர் இது அவ்வளோ கஷ்டம் முன்ன மாதிரி இல்லையா விண்டர் பை சொன்னாங்கடா அவ்வளோ கஷ்டம் இல்லை அவ்வளோ கஷ்டம் இல்லை சரி சரி இப்போ நீ எங்கே கீழே ஒரு ஃப்ளோர் வந்துட்டு கீழே ஒரு ஃப்ளோர் எல்லாத்தையும் முக்காசி ஏதான் இந்த ஓப்பன் செட்டு போ லைட் இப்படிங்க உள்ள வந்து லைட் இப்படி அப்படியே உள்ள பல எழுத்து எதுக்கெல்லாம் லைட் பிடிக்கிறதா இருக்கிற பேர் லைட் இப்படி ஓ இங்க வைக்கலாம் okay okay okay research table அடுத்து செஞ்ச வேண்டியதான் அது நான் இது என்னது ஒர்க் பெஞ்ச் பக்கத்தில் டேபிளுக்கு டூ ஹண்ட்ரட் மெட்டல் ஃப்ராகு இருபது ஸ்க்ராப் டே முதல்ல இந்த ஃப்ளோ ஃபுல்லாக கல்லாக்கும் எல்லா கிரி ஜாமான்லாம் இருக்காது இல்லைக்கா முதல்ல இந்த ஃப்ளோக்கெல்லாம் கல்லாக்கிட்டு அடிச்சுக்கோ அல்லிலாம் உள்ள இருக்கான்டா டேய் உட்டு வேணும்டா உட்டு இது டிசில இருக்கா இல்லடா இரு அப்போ உட்டு எங்க இருக்கு காம் பண்ண பை ஆ இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு டிசியில் இருக்கு விட்டு சரி எவ்வளோடா சொல்லு டேய் சீக்கிரம் மெட்டல் போல போகிறப்போ ஆக்கிடலாம்டா அங்கே நாலு பேனு சொல்லிட்டு இருக்கு ஏய் அதான் நான் அப்படியே என்னடா எல்லாத்தையும் மெட்டல் ஃப்ராக் ஆக்க போறீங்களா அதுக்குள்ள எல்லாத்தையும் ஆமாண்டா டேய் பண்ண கூட உண்டா பரவாயில்லையா இன்னும் ரெண்டு ஃபனஸ் போட்டுறாங்க ஏய் மெயின்டெனன்ஸ் பத்தி கவலைப்படாத பாம்பு இருக்க பயணி மெயின்டெனன்ஸ் கவலைப்படாத அப்ப நம்ம பிபி வேணும்டா ஒரு ரிலீஸ் செஞ்சா நம்ம காட்சியா ஏய் அது ஒன்றுதான் அதுக்கப்புறம் நான் அனுப்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீ எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஃபோன் செய்ய போறியா அச்சா செய்ய போனா அச்சா செய் எலக்ட்ரிக் ஃபோனஸா எலக்ட்ரிக் ஃபோனஸ்னா எப்படி தெரியுமா நீ பாக்ஸை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பெரிய last box connect last box இருக்குல்ல நாலு நாலு பாக்ஸ் போட்டு நடுவில் எலக்ட்ரிக் ஃபோனஸ் போட்டோம்னா அதே ஜாமான் எடுத்து அதே ஜாமான் போட்டுரும் அதே குக் எடுத்து குக் பண்ணி அதே கொடுத்தோம் நம்ம போட்டு போடுறதுலாம் தேவையில்லை ஸோ அந்த அந்த அந்த லார்ஜ் பாக்ஸில் ஜாமா இருக்கிற வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கு பரவாயில்லையே அதான் அந்த இது நான் ஒயரிங் சிஸ்டம் செய்யணுமா எனக்கு ஆ கரண்ட்லாம் வேணும் ஓகே என்ன வேணும் கரண்ட்டில் கரண்ட் தனியாக டியூப்லாம் வேணும் அப்போ அது நான் பார்த்துப்பேன் ஸோ இங்கே நான் இங்கே தான் நம்ம செய்வேன் இங்கே ரெண்டு பாக்ஸை போட்டு இங்கே எங்கேயாச்சும் ஒரு பாபிக்கு போட்டு கிரில்ல போட்டு அமைக்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணுறேன் நான் வந்து வெளியே ஃபார்ம் பண்ணுறேன்டா நீ தான் தனிஷ் க்ளவ் எடுத்துக்கோடா விடிட்டேன்டா விடி இந்தா அழகா அழகா லேண்டா அது <laughs> கது போற பாரு போட்டுடா கொஞ்சம் நாங்க நேரா ஷீட் மெட்டல் டவா போலாம்ன்ற ஷீட் மெட்டல் டவா மேம் மீன் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிரு ஃபுட்லயே கதுலயே ஏய் அதான் அது முட்டு வேணும் ஃபார்ம் பண்ண போயிட்டு இந்த கவி கிலோ இந்த டீம் ஏம் மிஸ் ஆச்சுடா முடியல ஏ ஓகே ஓகே என்னாச்சு ரீசர்ச் ரிப்பேர் டேபிள் வேணா அந்த ரூம்ல போட்டுரு அந்த ஃபர்னிஸ் ரூம் ரிப்பேரா ரிப்பேர் டேப்பரா ரிப்பேர் டேப்பரா ஓ ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா பேஸ் இருக்கு இப்போ ஸ்டெடியா பேஸ் ஸ்டெடியா இருக்கு சரி என்ன பார்க்கணும் விட்டு ஸ்டோனு ஸ்டோனு கொஞ்சம் தூரம் போனால் விட்டு போட அடிக்கிறேன் என்னடா இப்போதான் விடியிறமே மாதிரி இருந்துச்சு வெடிய வந்தால் இரு ரீசர்ச் லார்ஜ் பாக்ஸ் எடுக்க முடியுமா லார்ஜ் பாக்ஸ் வைக்க முடியும் தானே ரீசர்ச்சில் ரீசர்ச் டேபிள் எனக்கு சின்ன பாக்ஸ் வாங்கிக்கலாம் காசு டேபிள் லார்ஜ் வைக்க முடியாது நான் என்ன செய்வேன் Explore a world of exciting things. Super மார்க்கெட்டா ஏய் போயிட்டு வரேன் தனியா சும்மா இல்ல வா ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் இடிஞ்ச குறைக்கு போக போறீங்களா என்ன டேய் வாடா பே போலாம் ஏதோ எடுத்துறாரு என்ன எனக்கு ஹெல்த் ல இருக்கு கொஞ்ச நேரம் கேம்ப் ஃபைல் உட்காந்தா ஹெல்த் இருந்தானே எல்லாம் வேணா வந்தா ஃபுல்லா இருக்கும் அந்த சாப்பாடு ஃபுல்லா இருக்கு கேம்ப் ஃபயர் பக்கத்தில் இப்போ நீனா ஏறுமா ஏறாதா இல்லை சாப்பாடு ஃபுல்லாக இருக்கு தண்ணி தண்ணி தண்ணி இருக்கு தண்ணி இல்லையா சாப்பாடு தான் ஃபுல்லாக தான் சாப்பாடு ஃபுல்லாக வந்து கம்ஃபர்ட் ஐம்பது மரம் போனுச்சுன்னா ஏறும் சரி அப்போ எல்லாரும் கொண்டாரம் வாங்க கேங் பேங்க ஏ கம்ஃபர்ட் செவன் ஃபைவ் தனிச்சு இங்கே வாங்க கொண்டாரம் என்னடா கவு சாத்தி தொலை மாட்டேங்குது நில்லுடா எங்க கொஞ்ச நேரம் இருக்கு இருந்தாலும் லைஃப் ஹெல்த் ஏற மாதிரி இல்லை எனக்கு ஏர் வரலது இல்ல ஏய் இல்லடா குறையுதுடா வா போலாம் இருபத்தி ரெண்டுல இருக்கு அதுக்குள்ள சூப்பர் மார்க்கெட் போயிருமா டிஹைட்ரேஷன்ல இருக்கியா டிஹைட்ரேஷன் வாய்ப்பு தண்டா நான் சொன்னேன் டிஹைட்ரேஷன் தான் இருக்கு உலாருமா ஏய் பண்டி இருக்கு இப்போ கொஞ்சம் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் சூப்பர் மார்க்கெட் நேரம் ஓடு சூப்பர் மார்க்கெட் நேரம் நான் ஓடிட்டு இருக்கிறேன் சூப்பர் மார்க்கெட் வீட்டை அடிச்சு என்ன பண்றது கட்டு கூட்ட பதினெட்டு எங்கேயாவது ஒரு ஃப்ரூட் கிடைச்சா நல்லா இருக்கும் என்ன பதினெட்டு இருக்கியா அடா இங்க ஒரு ஓடுறான்டா அவன் ஓடுறான் எவ்வளவு சுடுறான் போல சுடுறான்னு தெரியல நான் அப்படியே தெரியாதவே ஓடல கவி ஏதோ ஒரு அடிக்கிறான் அடிக்கிட்டோம் இப்படிதான்டா ஒரு சேவர்ல போய் நேக்கட் அடிச்சு போட்டு அந்த naked Marco Marco where's Marco where's மார்க்கோன்னு சொல்லிட்டு நம்ப மாட்டேன் டி அவனுக்கு கண்டு திரும்ப ரைடு பண்ணானுங்க எங்களை ஐயோ ஐயோ ஏய் உள்ளுக்கு பூத்து எங்களை கூட தேடல நான் என்னையே ஒரு நிறைய வாட்டி சாவடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஏ இல்ல என்னையே ஒரு மூணு வாட்டி சாவடிச்சிருப்பான் நானும் மூணு வாட்டி கிட்ட அவனை சாவடிக்க போயிருக்கேன் ஆனா ஒரு வாட்டி கிடையும் என் பேர் வரல ஹரிஷ் கண்டதனமா அடிச்சான் ஹரிஷ் பேர் வரல இல்ல இல்ல Marco Marco where Marco where's Marco Marco Marco அதான் விளக்கிடுச்சு எனக்கு புள்ள மார்க்கோ மார்க்கோ போற செத்துறாது தனிச்சு சாப்பாடு இருக்கும்டா மீ ஆள் ஆள் எடுக்காட்டி சாப்பாடு இருக்கும் மரம் அடிச்சிட்டு ரொம்ப <laughs> இது நான் வரேன் நீ லேக் இல்லடா லேக் இல்ல முதுவா ஓட்டுறீங்க முதுவா நடக்கிறீங்க இல்லடா எனக்கு கேம் லேக் ஆகுதுடா இல்ல நீ முதுவா நடக்கிறேன் டேய் என்ன ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு டேய் எனக்கு கேம் லேக் ஆகுதுடா எடுத்துட்டு போயிட்டான்டா புண்டே அவன வந்து எடுத்துட்டு போயிட்டான்டா வைராட்டிடா எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டான் டேய் என்ன பேஸ் கூட என்ன பேஸ்க்கு போய் பேஸ்ல சாவு பெட் இருக்கு தானே ஏன்டா சாவ போறீங்களா தண்ணி தண்ணி இல்ல மயிர் இல்ல எதுவுமே இல்ல எல்லாத்தையும் பொன்னலாக ஆகுது முத இந்த மாதிரி இருந்துச்சு கொணா ஓகே இருந்துச்சு இப்ப மறுபடியும் பட்டுன்னு வருந்துருச்சு ரொம்ப நேரமா இருக்கு டீஹைட்ரேஷன் எவ்வளோ டீ லேக் ஆகுதுடா எனக்கு என்னால பக்கத்துல பாக்குறது கூட திக்கி திக்கி வருதுடா புரியுதா எனக்கு ஏன் தெரியல திடீர்னு இப்படி லேக் இருக்கு சரி நான் பேசுக்கு போறேன் கேம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன் வீட்டுக்கு வேற ஓடணுமே இங்க இருக்க முடியாத ஓகே வீட்டுக்கு நடுல டவுன் ஆயிட்டேனா எலி போட்டுரு இந்த லாக்ல விளையாட வாய்ப்பே இல்ல உள்ளுக்குள்ளே பறக்க பறக்க காரடி பூண்ட <laughs> எங்க இவ்வளவு பெரிய சத்தம் கேக்குது